எனக்கும் தமிழ் பேச தெரியும் <laughs> my God Kanala tu tenasea. Very good இனாத்தலே யோ hi guys எப்படி இருக்கீங்க கொஞ்சம் லேட் ஆச்சு very sorry for that but உங்களுக்காக இந்த வீடியோவில் கம்பல்சரி ஒரு என்டர்டெயின்மெண்ட் காத்திருக்கு ஸோ வீடியோக்குள்ளே போக்கு முன்னாடி சப்ஸ்கிரைப் பண்ணலன்னா டெஃபினட்டாக சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க ஸோ த்ரீ டூ ஒன் கண்ணா லட்டு தின்ன ஆசையா ஏய் என்னை வச்சு ஒன்றும் காமெடி கிமெடி பண்ணல இனாத்தலே இனாத்தலே தமிழ் Tamil. Correct it's Tamil actually Okay. So will you will you learn Okay, let's learn Tamil. Hello hello bro எங்க இருந்து కడప తమిళ్ తెలుగు ఓ కడప తెలుగు అరే ఐ డోంట్ నో తెలుగునా ஜோக் ஜோக் இல்ல இல்லையா టాక్ ఇంగ్లీష్ బ్రో ఇంగ్లీషా ఇంగ్లీష్ లో bro. మాట్లాడాలా లేకపోతే తెలుగులో మాట్లాడాలా తెలుగు బ్రో by seeing your haircut and everything, <laughs> I don't think you're from India. Yes, I live somewhere else, but what do you think, like ethnically, like where? Afri- I... Africa. Meanwhile, Amuk. Amuk. Dumuk. Amuk Dumuk. Damal. Amuk Dumuk Damal. Damal. Dumal. Dumal. It's like this. Amuk Dumuk Damal Dumal. <laughs> ఇట్స్ లైక్ దిస్ అముక్ డుముక్ డమాల్ డుమాల్ Amok Dumak Dumal Dumal. Hi hello hello hi sir నమస్కారం సార్ సార్ ఇక్కడ చూడండి sir just then, Hi. Now only operation over. Operation over or Flashback. I'm from. <laughs> Ah, எனக்கும் தமிழ் பேச தெரியும் மை எப்படி இருக்கீங்க எனக்கு வருத்தம்ப்பா எனக்கு ரொம்ப வருத்தம் இத்தனை நாள் என் கூட பழகிட்டு இப்படி பண்றீங்க அசிங்கமா இருக்குதா கனாலா தென் ஆசையா கண்ணா லட்டு திங்க ஆசையா அமுக்கு டுமுக்கு டமாக்கு டுலா டுமால் கைஸ் என்ஜாய் பண்ணுறீங்க இல்லையா ஆனால் இதை பாருங்க கைஸ் எப்படி இருக்கு கைஸ் எனக்கு உங்களுக்கும் அப்படி தான் இருக்கும்னு தோணுது ஸோ யாராவது சப்ஸ்கிரைப் பண்ணலைங்கன்னா ப்ளீஸ் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க ஹாய் என்ன எப்படி இருக்கீங்க தமிழா <laughs> தமிழ் தானே no I'm not from. I'm, I'm not Then? from. I'm Telugu. My God, sentimental and Then how did you got to know what I told? Just like that, your accent. అరే but I don't know Telugu నా తెలుగు తెలిసి ఉంటే ఈ టైం మాట్లాడేవాడు నేను ఎట్లా ఉన్నారు దట్ క్రేజీ హలో నమస్కారం భయ్ नमस्कार hello means skip skip hi hi hi skip खत्म बाय बाय टाटा गुड बाय गया हेलो பேசுங்கடா பேசுங்கடா கையை வச்சு மறைச்ச என்ன லாபம் பேசினா தானே எனக்கும் தெரியும் நீ யாருன்னு நீ வருவாடா யூடியூப்ல கம்பல்சரி வருவாடா பாடுறா அவ்வளவு வெறி மாப்பிளைக்கு எல்லாம் உங்களுக்காக மாமா என்ன தலே ஆ will show your hand like this like என்ன தலே என்ன தலே same evening. You look like a teacher, honestly. <laughs> How did you guess like that? Beside Mal- Kerala, what is that? Very big state. Very big state. Beside the neighbor of Kerala, who is that? Neighbor of Kerala. Karnataka. Karnataka, yeah. Tamil Nadu, da. So இவ்வளோதான் கைஸ் உங்களுக்கு பிடிச்சுன்னு நான் நம்புகிறேன் உங்களுக்கு என்டர்டெயின்மெண்ட் ஃபுல்லாக கிடச்சுன்னு நான் நம்புகிறேன் அப்படி பிடிச்சினா டெஃபினட்டாக லைக் பண்ணுங்கள் சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் உங்களுக்கு ஏதாவது வேர்ட்ஸ் அவங்க வழியாட்டி ஏதாவது சொல்லணும்னு இருந்தால் டெஃபினட்டாக கமெண்ட் பண்ணுங்கள் கைஸ் ஸோ நெக்ஸ்ட் வீடியோவில் உங்களை பார்க்குறேன் guys till then take care and up in signing off bye